இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம் சக மனுஷன் கஷ்டப்படுறத பார்த்து சகிச்சுட்டு போகிற நம்ம தான் கோவில் குளங்களை கொண்டு போய் லட்சம் லட்சமாக கொட்டுறதுக்கு தயங்க மாட்டேன்றோம் அந்த மாதிரி சமீபத்தில் கடந்த ஜூன் மாதம் மட்டும் திருப்பதி தேவஸ்தானம் அதாவது ஆந்திராவில் இருக்கிற உலக பணக்கார சாமிகளில் ஒருத்தரான வெங்கடாஜலபதிக்கு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வந்து காணிக்கையாக உண்டியலில் வசூலாகியிருக்கு எவ்வளவு பணம் தெரியுமா உங்களுக்கு நூறு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய தொகையை வந்துட்டு காணிக்கையாக இங்கே செலுத்தியிருக்காங்க இங்கே இந்திய நாட்டில் மட்டும் இல்லை உலக அளவுலேயே நிறைய நாடுகளில் இருந்து இந்த திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வர வர்றதும் இங்கே தங்கம் வைரம் அது மாதிரி பல மதிப்புள்ள பணங்களை வந்துட்டு காணிக்கையாக செலுத்துறதும் இது வாழ்க்கையாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் போன வருஷம் இதே மாதிரி ஜூன் மாதம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் வந்து வசூலாச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதையும் தாண்டி புதிய சாதனையாக இந்த ஜூன் மாதம் மட்டும் கிட்டத்தட்ட நூறு கோடி முப்பத்தேழு லட்சம் வசூலாயிருக்கு இது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லப்படுது நம்ம மனுஷன் கஷ்டப்படுறத பார்த்து நம்ம மறந்து போய் நம்மளோட வேலையை பார்க்குற நம்ம எப்படி கோவில் குளங்களை கொண்டு போய் இவ்வளோ பணங்களை கொட்டுறோம் இதனால் நமக்கு என்ன திருப்தி கிடைச்சிட போகுதுன்னு எனக்கு தெரியல எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது கடவுள் கடவுள் மேலே அதீத நம்பிக்கையும் அதீத பயமும் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் நம்மளோட சக மனுஷன் நம்மளோடய வந்து வாழ்க்கையில் பயணமாகிற ஒருத்தனுக்கு உதவி செய்யாமல் கோவிலில் கொண்டு போய் கொட்டுறது என்ன பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு விஷயம் தான் இது மட்டும் இல்லைங்க அந்த கோவிலில் இந்த வருஷம் அதாவது ஜூன் மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பதிமூணு லட்சம் லட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கு போன வருஷம் இதே மாதிரி தொண்ணூத்தஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணு லட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கு அதுவும் அதிகமாக இருக்குது போன வருஷம் நான் சொன்ன மாதிரி ஜூன் மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது கோடியே முப்பத்தி லட்சம் அதிகமாக வசூலும் செய்யப்பட்டிருக்கு உண்டியல் வசூலாக எப்படி இவ்வளவு பணமும் இந்த கோவிலில் கொண்டு போய் கொட்டப்படுது ஏன் இந்த மாதிரி இன்னமும் ஏழை மக்கள் இருக்கிற இந்த இந்திய தேசத்தில் மக்களுக்காக நம்ம இன்னொரு சக மனுஷன் உதவி செய்யணுன்ற எண்ணம் இல்லாமல் போயிருக்கு ஒரு சில பேர் செய்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றிகளும் வாழ்த்துக்கும் ஆனால் எல்லாரும் இதுக்கு முன் வரணும் நம்ம கூட ச பயணமாகிற நம்ம வாழ்க்கையில் சேர்ந்து சக மனுஷனாக இருக்கிற ஒருத்தனுக்கு கஷ்டத்தை போக்கணும் அவனோட தேவை என்னன்றது நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் கோவிலை கொண்டு போய் கூட்டுறது கோவில் ட்ரஸ்ட்டுக்கோ இல்லை அந்த அந்த அவங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கோ யூஸ் ஆகுமே தவிர கடவுள் வந்து காசு கேட்கறதில்ல எந்த கடவுளும் என்கிட்ட காசை கொடு அப்போ தான் உனக்கு நான் வந்து திரும்ப அருள் சொல்வேன் அப்படின்னு சொல்கிறதில்ல இருந்தாலும் நிறைய பேர் நம்மளோட ஆத்ம திருப்திக்காக கொண்டு போய் கொடுக்குறோம் இதுவே இறைப்பணியாக நினச்சி மக்களுக்கு கொடுங்க தயவு செஞ்சு உங்களோட தேவை இருக்கிற கஷ்டப்படுற உண்மையாலுமே கஷ்டப்படுற ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்கள் இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ண நினச்சேன் கோவிலில் நான் திரும்பவும் சொல்கிறேன் நூறு கோடி முப்பத்தேழு லட்சம் ஒரே மாதத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு வருஷத்தோட வசூல் என்னன்னு நினச்சி பாருங்கள் அப்படி நடந்தால் மக்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும் இந்த பணமெல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்தால் எவ்வளோ உதவியாக இருக்கும் அப்படின்றதையும் நினச்சி பாருங்கள் இனியும் ஒரு தடவை கோவிலை கொண்டு போய் காசை கூட்டும் போது உங்களுக்கு இந்த வீடியோ ஞாபகம் வரணும் நீங்கள் மக்கள் சக மனுஷனுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரணும் அதுதான் இந்த வீடியோட நோக்கம் நன்றி